ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம எல்லாருமே நைட் டைமில் நாய் கத்துறது கேட்டிருப்போம் அதுக்கான ரீசன் அது பேய் பார்த்து கத்துதுன்னு எல்லாரும் நினைப்பீங்க ஆனால் அது கிடையாது பாவம் அது பசியால் கத்துது ஸோ இப்போவும் அது உங்கள் வீட்டு முன்னாடி நாய் இருந்தால் நைட் டைமில் கொஞ்சம் சோறு கொடுங்க நீங்களும் நிம்மதியாக தூங்குங்க தேங்க்யூ ஹாய் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம கைக்கு நிறைய பவர் இருக்கும் அதுக்கு காரணம் நம்ம சொந்த விரல் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சொந்தவர்கள் மட்டும் இல்லைன்னா நம்ம கையில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரென்த் நமக்கு லாஸ் ஆயிருமா ஸோ உங்கள் சொந்தவர்கள் மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா போன காலையில் தேர்ட்டி டூ மசில்ஸ் இருக்குமா அதனால தான் எவ்வளோ சின்ன சவுண்டாக இருந்தாலும் அதுக்கு ஈஸியாக கேட்குமா பூனை தன்னோட வாழ்க்கையிலே செவன்டி பர்சன்டேஜ் தூங்குறதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா எல்லா சின்ன விஷயத்துக்கும் பயப்படுறவங்க சீக்கிரம் இறந்து போகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குமா அதுக்கான ரீசன் நம்ம பயப்படும் போது நம்ம உடம்புல இருந்து ஆண்ட்ரலைனிங் என்ற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுமா இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆபத்து நம்ம எவ்வளோ பயப்படுறோமோ அவ்வளோ ஹார்மோன் ரிலீஸ் ஆகுமா ஸோ சீக்கிரமே உங்கள் பயத்தை குறைஞ்சிக்கோங்க இல்லைன்னா சங்கு தான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பைபிளை பார்த்துருப்போம் இல்லை படிச்சிருப்போம் இங்கிலீஷ் பைபிளில் ஏ அண்ட் டி அண்ட் இந்த ஒரு லெட்டர் மட்டுமே கிட்டத்தட்ட forty six thousand two hundred seventy seven times ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்குமா நீங்கள் பைபிள் படிச்சிருந்தா கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா விடிய காலையில் மூணு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் நம்ம உடம்புன்றது ரொம்ப வீக்காக இருக்குமா நிறைய பேர் தூக்கத்தில் இறந்து போகிறதும் அந்த டைமில் தானா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம எல்லாருமே ட்விட்டர் யூஸ் பண்ணுறோம் ட்விட்டர் லோகோ மேலே ஒரு பறவை இருக்கும் அந்த பறவை நேம் என்னன்னு தெரியுமா லாரி டிபார் உங்களுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் இருந்தால் கீழே காமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா இந்த மொத்த உலகத்தில் இருக்கிற ப்ராடக்ட்ஸில் seven thousand five hundred products மேலே மிக்கி மவுஸ் ஃபேஸ் மட்டுமே இருக்குமா உங்களுக்கு மிக்கி மவுஸ் பிடிக்குமா கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம எல்லாருமே கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் படிச்சிருப்போம் அதில் மெயினாக இந்த பீரியாடிக் டேபிள் இந்த டேபிளில் இங்கிலீஷில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் இருக்கும் ஆனால் ஜே லெட்டர் மட்டும் இருக்கவே இருக்காது அதுக்கு காரணம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த டேபிளில் எந்த லெட்டர் பிடிக்கும் காமெண்ட்டில் சொல்லுங்கள்